இப்போ நம்ம crude oil one minute chart பார்க்குறோம் இன்றைக்கி டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி ஃபிஃப்டீன் ஸோ இந்த கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு செல் கால் வந்து போய்கிட்டு இருக்கு இந்த செல் கால் ஜெனரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வந்து ஜெனரேட் ஆயிருக்கு அப்போ ஜெனரேட் ஆன கால் இப்போ த்ரீ ஓ கிளாக் வரைக்குமே கண்டினியூஸ் டவுன் தான் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் பிரேக் அவுட் ஆயிருக்கு செல் கால் வந்தது செவன் ஒன் சிக்ஸ் ஒனில் செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்போ வந்து cell call first target second டார்கெட்னு எல்லா டார்கெட்டையும் பிரேக் அவுட் பண்ணுச்சு அதுக்கப்புறமா ஃபுல்லாகவே ஒரு டவுன் சைடு தான் டவுன் மொமெண்டம் அந்த டவுன் மொமெண்டமில் இப்போ seven thousand range break out பண்ணிவிட்டு அங்கே ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு இந்த சார்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும் கரண்ட்டில் செல் கால் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் கால் வந்துச்சுன்னா பை கால் தான் வந்து வரும் ஸோ அது எப்போ வருதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டீன் மேலே ஆகுது நமக்கு மார்க்கெட் அதுக்கப்புறமும் கண்டினியூஸாக டவுன் தான் இறங்கிக்கிட்டே இருந்துச்சு six thousand nine fifty range கீழே ட்ரேடிங் போச்சு அதுக்கப்புறம் இப்போ ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மார்க்கெட் வந்து மேலே வந்துட்டே இருந்துச்சு இருந்துச்சு அதில் நமக்கு இந்த சார்ட் என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம இப்போ பை பண்ணலாம் க்ரூட் ஆயில் பை பண்ணுறதுக்கு டைம் வந்துருச்சு buy at six nine fifty eight அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட்டோட பை கால் வந்திருக்கு நமக்கு பை கால் வந்ததை விட கீழே டவுன் சைடில் தான் ட்ரேடிங் போகுது ஃபைவ் சிக்ஸ் பாயிண்ட்ஸ் கீழே ஸோ நம்ம ரொம்ப ஈஸியாகவே இப்போ க்ரூட் ஆயில் ஃபியூச்சர் வந்து ஒரு லாட் வந்து பை பண்ணலாம் அடுத்து டார்கெட் எதிர்பார்த்தா எங்கே எதிர்பார்க்கலான்றதுக்கு மேலே ரெண்டு க்ரீன் கலர் லைன்ஸ் இருக்குல்ல அதான் first target second target line கீழே இருக்க ரெட் கலர் லைன் எதுக்குன்னா லாஸை கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன் இதில் நமக்கு ஃபஸ்ட் டாரட் ஷோ பண்ணுறது six nine seventy five point forty இருக்குது so six nine seventy six வந்தால் தான் நமக்கு வந்து ஃபஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட் பண்ண மாதிரி இருக்கும் ஒரு எயிட்டீன் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் இருக்குது இந்த எயிட்டீன் பாயிண்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டி எயிட் மேலே ஆகுது நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு டுவெண்ட்டி த்ரீ மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது இப்போ தான் நமக்கு பார்த்தீங்கன்னா பைக்கால் ஜென்ரேட் ஆனது ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கேன் சிக்ஸ் நைன் ஃபிஃப்டி எயிட்டில் வந்தது சிக்ஸ் நைன் செவன்ட்டி செவனுக்கு மேலே ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு க்ரூட் ஆயில் ஒன் மினிட்ஸ் சார்ட்டில் ஈவினிங்கில் கிடச்ச ஒரு பை கால் வந்து ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு மாறும்போது மட்டும்தான் கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் நமக்கு இப்போ பை கால் போயிட்டுருக்குன்னா இப்போ நெக்ஸ்ட் கால் வந்துச்சுன்னா செல் கால் தான் வந்து வரும் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் டுவெண்ட்டி ஃபைவ் மேலே ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அகைன் வந்து செவன் தௌசண்ட் மேலே போச்சு பட் செவன் தௌசண்ட் மேலே போனது ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆக முடியாமல் அங்கேருந்து ரிட்டர்ன் ஆச்சு ரிட்டர்ன் ஆனதில் கண்டினியூஸ் டவுன் அந்த டவுனில் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா செல் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆகுது செல் ட்ரெண்டாக மாறினதில் இப்போ நமக்கு ரெட் கலரில் ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு sell at six nine seventy two அப்படின்னு சொல்லிட்டு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் ட்ரெண்ட் மாறுற ஒவ்வொரு டையும் நமக்கு கேண்டிலுடைய கலரை மாற்றிட்டு ஒரு கால் வந்து ஜென்ரேட் ஆயிரும் ஸோ நமக்கு இப்போ பாருங்கள் செல் கால் வந்திருக்கு அதனால் ரெட் கலர் கலரில் வந்துட்டு செல்லட் சிக்ஸ் நைன் செவன்டி டூன்னு இருக்குது இப்போ டார்கெட் லைன்ஸ் வந்து கீழே வந்துருக்கு கீழே ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல அதான் first target second target line மேலே இருக்க லைன் ஸ்டாப் லாஸ் லைன் இதில் first target six nine fifty four point fifty seven இருக்குது so six nine fifty four வருதா எயிட்டீன் பாயிண்ட் அச்சீவ் பண்ணுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ நமக்கு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் தேர்ட்டி சிக்ஸ் ஆகுது செல் கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எயிட் மினிட்ஸ்லேயே ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு க்ரூட் ஆயில் ஒன் மினிட் சார்ட்டில் வந்து செல் கால் ஜென்ரேட் ஆனதும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் செகண்ட் டாரட்டையும் பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் டூல் வேணும் டக்குன்னு நமக்கு இப்போ ஒரு மார்க்கெட் ட்ரெண்டு தெரிஞ்சுக்கணும் இல்லை இப்போ நமக்கு என்ன ட்ரெண்ட் போயிட்டுருக்கு என்ன கால்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும் இந்த கேண்டில் கலர் வச்சே மார்க்கெட் ட்ரெண்ட் அதுக்கப்புறம் அதில் வர கால்ஸ் பார்த்து ட்ரேடிங்ஸும் உங்களால் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு இந்த சார்ட் பற்றின டீட்டெயில் வேணும் இது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ